குழந்தைக்கு எழுத்துக்களை அறியும் திறனை வளர்க்க எழுத்து வேட்டை விளையாடுவது மூலம் உதவலாம் இதற்கு எங்கெல்லாம் எழுத்துக்கள் தெரிகிறதோ அதை பயன்படுத்தலாம் நீங்கள் மா என்ற எழுத்தில் தொடங்கும் வார்த்தையை நான் பார்க்கிறேன் நீ கண்டுபிடிப்பாயா என்று கேட்கலாம் நீங்கள் நான் வா என்ற எழுத்தை பார்க்கிறேன் அது எங்கே இருக்கு என்று கேட்கலாம் குழந்தையை ஏதாவது எழுத்தை சொல்ல சொல்லி நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் இப்படி செய்வதால் தமிழ் ஆல்பபெட் எழுத்துக்களை குழந்தைகள் ஆழமாக அறிய உதவும்